இது பரணி பாயூர் அது தரணி ஆளும் தமிழ் மக்கள் கிட்ட கேளு நெல்லை சீம பேரு வானம் கட்டி காக்கும் ஊரு வானம் தட்டும் எங்க தேரு மொத கப்பல் விட்டதாருங்க பங்கிட்ட கேளு